ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைண்டே சேனல் நம்ம இன்றைக்கி ஒரு சிம்பிளான உருளைக்கிழங்கு ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இது செய்யறதுக்கு ஒரு டீஸ்பூன் சீரகம் எட்டுலேருந்து பத்து பல் பூண்டு எடுத்துகிட்டு நல்லா நசுக்கிட்டு வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ஒரு சுற்றி விட்டு எடுத்துக்கலாம் முக்கால் கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கோம் இதை குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இது செய்யறதுக்கு ஒரு ஹெவி பாட்டம் கடாய் தான் யூஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் நல்லா ஒட்டாமல் நல்லா வரும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சாச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்தாச்சு கடுகு புரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இடித்து வச்சுருக்க சீரகம் பூண்டு இருக்கு இல்லைங்களா அதை இந்த எண்ணெயிலேயே போட்டுட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இது பச்சை வாசனை போயிட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் வருங்க அந்த டைமில் கருவேப்பிலையும் இது கூடவே சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம் இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே கிளறி விட்டுக்கலாங்க இந்த கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நாங்கள் மிளகாத்தூள் கம்மியாக தான் சேர்த்துக்கிறோம் எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால கம்மியாக எடுத்துக்கிறோம் நீங்கள் உங்கள் தேவைக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க உப்பு காரம் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த கிழங்குக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு முக்கால் பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க நடுவில் நடுவில் இதை கிளறி விட்டுக்கலாம் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு பதினஞ்சு நிமிஷம் கழித்து செக் பண்ணப்போ கிழங்கு முக்கால் பதத்துக்கு வெந்திருந்தது இப்போ மூடியை எடுத்துட்டு அப்படியே பரட்டி பரட்டி விட்டுக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இன்னும் நல்லா சாஃப்ட்டாக வெந்துருச்சு நாங்கள் இந்த டைமில் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறோம் ஒரு வேளை இன்னும் ட்ரையாக வேணும்னாக்கா இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு பரட்டி பரட்டி விட்டு எடுத்துக்கலாம் அதுவும் இந்த உருளைக்கிழங்கு தோலோடு செய்யும்போது இன்னும் நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு சின்ன பசங்க தோலோடு சாப்பிட மாட்டாங்கன்றதால் நாங்கள் தோலெல்லாம் எடுத்துகிட்டு தான் செஞ்சோம் இந்த பூண்டு சீரகத்தோட ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ்க்கெலாம் செஞ்சு கொடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ